அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து ஆகஸ்ட் ஃபோர் டைம் இப்போ ஒரு டென் டுவெல் ஆக போகுது ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு எவ்ரிடே இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் பேஸ்டில் அனலைஸ் பண்ணும் எப்படின்னா இந்த கேண்டிஸ்டிக் மூமெண்ட் இந்த ப்ரைஸ் அனலைஸ் பண்ணி நமக்கு அந்த பிரேக் அவுட் கிடைக்கும் போது கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தருது இப்போ ப்ரீயஸ் கால் ஆனால் பை கால் பார்த்தீங்கன்னா ப்ரீயஸ் டே ஜென்ரேட் ஆச்சு ஸோ ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் போல் ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆச்சு அந்த மொமெண்டம் ஒரு டூ ஃபைவ்க்கு வந்திருக்கு thirty seven thousand nine nought ஃபைவ்ல வந்த பைக்கால்னுடைய மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே வந்து நல்ல ரெண்டு டார்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சு இன்றைக்கி கேப் அப் ஓப்பனிங் அப்படியே மார்க்கெட் மொமெண்டம் கண்டினியூ ஆனது டென் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்குது இறங்கினால thirty eight thousand hundred range break out கொடுக்குது ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட்க்கு கீழே நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்ததுனால நமக்கு இந்த சார்ட் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் பார்த்தீங்களா வீடியோனுடைய ஓப்பனிங்கில் அதே மாதிரியே எவ்ரிடே லைவாக ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணி தரும் அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்ஸ் ஸ்டாப்லாஸ்னு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து கிடைக்கும் இப்போ நமக்கு என்ட்ரி பாயிண்ட் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன் அதில் பாருங்கள் sell at thirty eight thousand ninety five அப்படின்னு போட்டிருக்கு so thirty eight thousand ninety ஃபைவ்ல நம்மளை செல் பண்ண சொல்லியிருக்கு கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் first target second target line first target safe rate second target கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறக்கு first target thirty eight thousand இருக்குது ரவுண்டாக தேர்ட்டி எயிட் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ எப்பயுமே ரவுண்ட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அந்த ரேஞ்ச் கிட்டக்க போனாலே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து எப்பயுமே வந்து இருக்கும் தேர்ட்டி எயிட் தௌசண்ட்கையில் ஒரு சப்போர்ட்டிங் ரேஞ்சாக கூட இருக்கலாம் ஏன்னா அதுக்கிட்ட போகும்போது மார்க்கெட் டக்குன்னு பையர்ஸ் பை பண்ணுவாங்க மேலே வரும் இந்த மாதிரி ஒரு வாலட்டைல் கொஞ்சம் நேரம் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் மொமெண்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேர்ட்டி எயிட் தௌசண்டாக ரொம்ப ஈஸியாகவே பிரேக் அவுட்டும் வந்து பண்ணோம் இப்போதைக்கு நமக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு நைன்டி ஃபைவ் பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஃபஸ்ட் டாரட் இருக்குது இதை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை இப்போ மார்க்கெட் மேலே தான் போகுது தேர்ட்டி எயிட் ஒன் தேர்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது அப்படியே மார்க்கெட் மேலே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஆகுதான்றதை நம்ம டேரெக்டாக பார்ப்போம் ஒரு டென் ஃபார்ட்டி த்ரீ ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபைனலாக இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அதாவது தேர்ட்டி செவன் நைன் எயிட்டி வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இதில் நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் கிட்ட தான் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு ஸோ செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் பாருங்கள் நமக்கு வந்து அந்த செல்லிங் என்ட்ரி பாயிண்ட் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் ஒரு டென் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் டவுன் சைட் மொமெண்டம் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு செல்கால் ஜெனரேட் ஆனது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty eight thousand five hundred put option ஓகேங்களா ஸோ நமக்கு செல் கால் வந்தனால புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம் ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ்க்கு நம்ம சார்ட் ஷோ பண்ணிட்டோம் இது ஆப்ஷன் ட்ரேடருக்கு ஸோ ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் இதில் டேரெக்டாக உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும் ஃபோர் செவன்ட்டி டூவில் என்ட்ரி கிடச்சிருக்கு கிடைச்சது நமக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் இருக்கு ஸோ ஒரு டேரெக்டாக ஒரு வீக்லி ஆப்ஷன் சார்ட் ஆக்சுவலி இன்னைக்கு எக்ஸ்பைரி டே ஸோ அதனால் வீக்லி ஆப்ஷன் சார்ட்டே ஷோ பண்ணுறோம் இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகிற ஆப்ஷன் சார்ட் உங்களுக்கு இப்படி தான் வந்து ஷோ பண்ணியிருக்கு கால் ஜெனரேட் ஆகி மூவ்மெண்ட் இப்படி தான் நடந்திருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ